டுவெண்ட்டி அடுத்த ஆர்டிஸ்ட் நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அதோட கிளாஸஸ்லாம் நம்ம சேனல் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லா வீடியோ உடனே பார்க்க முடியும் பார்க்க முடியும் எங்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஃபோர் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மெஹந்தி அதை எல்லாமே எப்படி வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி எப்படி செக்யூர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம நோட்டில் போடும்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி வந்து அதோட அச்சு வந்து படுது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இதுக்கு என்ன இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம்னா ஸோ பின்னாடி பேஜில் இது பண்ண தான் செய்யும் ஸோ அதுக்கடுத்த பேஜில் படும் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க வேஸ்ட் பேப்பர் எடுத்து ஸோ நம்ம இந்த ஷீட்டில் தான் இப்போ போட போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து இருக்க ஷீட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த ஷீட்டில் அந்த வேஸ்ட் ஷீட்டில் தான் பண்ணுவே தவிர அதுக்கடுத்து இருக்க ஷீட்டில் வந்து நமக்கு பராது ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு பேப்பர் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டென் டைப் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல டியர் ட்ராப் ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஒன் ஒரு டே டாட்ஸ் எப்படி போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஸோ பெரிய டாட் வச்சு ஸோ அதை லைட்டாக எப்படி இழுத்து வைக்கணும் பெரிய டாட் வச்சு இப்படி எடுத்துடணும் இது வந்து நேராக போடும்போது வந்து இந்த மாதிரி வரும் இதுவே நம்ம ஒரு லீஃபாக போடுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போடுறோன்னா பெரிய டாட் வச்சு எடுத்துடணும் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஈஸி தான் ஸோ செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டியர் ட்ராப்ஸ் வச்சோம்ல டியர் ட்ராப்பில் என்ன பண்ணோம் ஒரு டாட் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து இழுத்து விட்டோம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் போட போகிறோம் ஸோ அதில் வந்து மூணு ஸ்டெப் வரும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் டியர் ட்ராப்க்கு முன்னாடியே டியர் ட்ராப் நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸோ உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் அதுக்கப்புறம் டாட் வைக்கணும் அதுக்கப்புறம் அதை லைட்டாக இப்படி இழுத்து விடணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து லைன் போடணும் நெக்ஸ்ட்டு டாட் அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விடணும் ஸோ இது மூணையும் நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் அண்ட் ஒரு டாட் அந்த லைட்டாக இது இழுத்து விடணும் ஓகேவா ஒரு லைன் அண்ட் ஒரு டாட் அண்ட் லைட்டாக எப்படி இழுத்து விடணும் ஸோ இதை நம்ம வந்து எப்படி போடுறதுன்னா ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுத்து விடணும் ஸோ நம்ம தனியாக போடும்போது நேராக போடுவோம் ஆனால் நம்ம வந்து லீஃபில் இந்த மாதிரி டிசைன் போடும்போது ஸ்கொயர்ஸாக தான் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பழகும் போது இந்த மாதிரி ஒரு கோட் போட்டு லீஃப் மாதிரி அந்த இது மாதிரி போட்டு அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் எப்படி அப்படின்னா நம்ம நார்மல் லீஃப் போடுவோம்ல ஸோ அதே மாதிரி தான் ஸோ நார்மல் லீஃப் வந்து ஃபஸ்ட் இதை டீ சாப்பிட்றோம்னா வி போடுறோம்ல ஸோ இந்த வியை அப்படியே இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போடணும் அதே வந்து இந்த வி இந்த இதை வந்து இது வி இப்படி போடணும் டைமென்ஷன் மாதிரி அதே நம்ம வந்து லைட்டாக ஒரு கேர்வாக போடுறோம் ஸோ அதே அப்படியே நம்ம லைட்டாக போட்டால் ஒரு கேர்வ் மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட் எப்படின்னா ஒரு வி மாதிரி போடுங்க அதே நம்ம ஆப்போசிட்டில் போட்டோன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரியும் ஸோ இதை அப்படியே நம்ம அப்படியே கேர்வாக மாற்றணும் ஸோ கேர்வாக மாற்றினா நார்மல் லீஃப் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் லைன் போட்டுருவாங்க டபுள் லைன் போட்டு நம்ம இங்கே போட்டுக்கோல இந்த லீஃபை போடுறோம் ஸோ லைட்டாக வி மாதிரி வந்து அப்படியே ஒரு கேர்வ் மாதிரி ஸோ இதே இதில் வந்து மூணு லீஃப் மூணு டிஃப்ரெண்ட்டில் வந்து போடலாம் இதே லீஃபை ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்ம இந்த மாதிரி நார்மலாக வந்து போடுறது ஸோ இதே இதில் நெக்ஸ்ட்டு எப்படி போடலான்னா ஸோ நம்ம இப்போ போடுற அதே லீஃபில் ஸோ இந்த லீஃப் வந்து நீங்கள் டபுள் லைன் போட்டால் அதை ஆகும் ஸோ டபுள் லைன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம இப்போ தேர்ட் போட்டோவில் சேம் அதே தான் ஸோ அதே இதில் அதையே போட்டு நம்ம இடையில இந்த மாதிரி ஒரு கூடு மாதிரி லைட்டாக போடுவோம் ஸோ இது ஒரு டிசைன் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் சேம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு டேட் போட்டோவில் ஸோ அதுலேயே ட்ராப்ஸ் எல்லாம் வைக்காமல் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் சரிங்கண்ணா ஸோ இந்த மாதிரி ஸோ நான் இது போட்டுட்டாங்க இந்த மாதிரி வந்து இப்படி போடும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து போடும்போது நீங்கள் லைனோட இந்த மாதிரி ஒட்டி போடாமல் இந் இந்த லைனை விட்டுருங்க ஓகே இந்த லைன்லேருந்து இப்படி போகாதீங்க இந்த லைன் பக்கத்தில் இருக்கல ஸோ இதுலேருந்து நீங்கள் இப்படி வாங்க ஸோ இந்த மாதிரி போட்டால் அழகாக போகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ அதே இதை நம்ம இப்போ போட்டோம்ல அதே இதை ஃபில் பண்ண மாதிரி போடுறோம் ஸோ நம்ம கொதிக்கொள்ள ஸோ இதில் இப்படி ஃபில் பண்ணி போ போதும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் லீஃப் போடுவோம்ல இதே மாதிரி பட் இதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக போடுவோம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறத கேர்வாக போட்டுட்டு ஸோ இங்கே இருக்கல இதை வந்து இப்படி மாதிரி போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு ஸோ நீங்கள் இதை எடுத்து விட்டிங்கன்னா அழகாக ஒரு லீஃப் மாதிரி வரும் இதில் லைட்டாக மாதிரி கொடுக்கணும் ஸோ நிறைய பேர் தேர்ட் தேர்ட் கிளாஸ் வந்து ட்ரை பண்ணி பிக்சர்லாம் சென்ட் பண்ணிங்க ஸோ எல்லாமே நல்லா போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் தேர்ட் கிளாஸ்க்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் தேர்ட் கிளாஸ் எடுத்தோம்ல ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் இனிமே சென்ட் பண்ணும்போது அவங்களோட நேம் அண்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க அவங்களோட ப்ளேஸ் நீங்கள் அவங்க நோட் புக்கில் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் சென்ட் பண்ணுறீங்களா ஸோ அது பக்கத்துலேயே எழுதி சென்ட் பண்ணலாம் அப்போ தான் நம்ம வந்து பிக் போட்டாலும் உங்களோட நேம் வந்து தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் எயிட் ஒன் ஸோ இதுவும் செவன்த் ஒன் பார்த்தோம்ல அதே தான் பட் அதில் நம்ம உள்ளே வந்து என்ன சிங்கிள் லேயர் போட்டிருந்தாமா ஸோ இதுலேயே வந்து டபுள் லேயர் போட்டோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் எப்படி போட்டோம் விஏ வந்து ஆப்போசிட்டில் போட்ட மாதிரி த ஒரு லைட்டாக ஒரு கர்வோட போட்டோம் போட்டு இந்த எஜ்ஜை வந்து வி மாதிரி டிப் போட்டு ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி போட்டோம் ஓகே இப்போ இங்கே வந்து நடுவில் ஒரு லைன் கோடு உள்ளே போட்டுருந்தோமா ஸோ அதே தான் இங்கே ரெண்டு லைன் கொடுக்கணும் ஸோ போட்டு அதே மாதிரி உள்ளே கோடு கொடுக்கணும் ஸோ போ இதை போட்டு வெளியில் நல்லா திக்காக போடணும் ஸோ இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் ஓகேவா next one so next so இந்த லீஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இதே மாதிரி கட்டாயம் போட்டு இதோட பாதையோட இப்படி பண்ணணும் ஸோ இதே ப்ராசஸில் நம்ம இந்த சைடும் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டைப் ஒன் ஸோ நம்ம நார்மல் லீஃப் இங்கே போட்டோம்ல ஸோ அதுவே இது போர் இல்லாமல் நம்ம போட போகிறோம் ஸோ இப்படியும் போடலாம் ஸோ அதே இதை அப்படியே நம்ம ஃபில் பண்ணுறோம் சொல்யூஷன் பண்ணிடும் போயிடும் ஓகே ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம அரபிக் டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அந்த டிசைன்ஸில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கடுத்து ஸோ அதே இதில் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம இங்கே போட்டோம்ல ஃபிஃப்த் ஒன் ஸோ அதே தான் ஸோ அதே நல்லா பெருசாக பண்ணுறோம் ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து அரபிக் டிசைன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும் ஸோ கோடோட டச் பண்ண வேண்டாம் டச் பண்ணாமல் கொடுங்க ஸோ உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் கேட்கலாம் ஸோ வேறு என்னென்னலாம் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டா யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இது அப்படியே நம்ம வந்து போட்டு ஆஃப் பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட் கிளாஸில் நான் போட்டிருந்த அதே டிசைன் வந்து மேக்ஸிமம் வந்து போட்டிருந்தீங்க ஸோ ஓகே பட் அதே மாதிரி நீங்களும் வந்து வேறு டிசைன் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து மாடலுக்கு ஒரு டிசைன் வந்து போட்டு காமிப்பேன் ஸோ நீங்கள் அதே டிசைனையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களாம் வந்து ஓனாக வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணியோ எனக்கு வந்து சென்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நான் போட்ட டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு ஓனாக மேக் பண்ணி போடணும் போ போட்டு அனுப்பணும் கண்டிப்பாக நீங்களாம் ஓனாக மேக் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ பார்டர் மாதிரி போட்டு லீவ்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி அது ஃபீலிங்க்கெலாம் ஒரு டெக்னிக் இருக்குது நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ எக்ஸ்ட்ரா சவுண்ட் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா போட்டு நடுவில் நம்ம போட்டுருந்தோம் லைன் அதை வந்து பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் மெஹந்தி போடும்போது எனக்கு வந்து கை ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேர் ஸோ கை வந்து நம்ம நம்ம இது வரைக்கும் மெஹந்தி பிடிக்கவே இல்லை போடவே இல்லைன்னா கண்டிப்பாக ஷேக் ஆக தான் செய்யும் ஸோ நீங்கள் அப்போ வந்து கைக்கு ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகிறது கம்மியாகும் ஒன்று உங்களோட ரைட் ஹேண்டை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ இப்படி பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் போட பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ மேலே இல்லை கீழே வச்சு உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டாக இதெல்லாம் இருக்கும் அந்த அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க சப்போர்ட்க்கு பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது டேபிள் சம்திங் ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோட் பிடிக்கவே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேக்காக தான் செய்யும் ஸோ அது போக போக பழகிடும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணி நான் உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்டீங்க ஸோ நீங்கள் எனக்கு செகண்ட் டைம் சென்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லைனா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கம்மியாகும் ஸோ அதில் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பண்ண மிஸ்டேக் வந்து லைனோட ஃப்ளோ தான் ஸோ எல்லாமே லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டிருந்தீங்க ஆனால் ஃப்ளோ வந்துடாச்சு ஸோ ரொம்ப தெரியுதா ஸோ ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்குது பட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எப்படி போட்டிருந்தீங்கன்னா அது மெஹந்தி ஒரு மிஸ்டேக்காக இல்லை உங்களுக்கு வந்த மிஸ்டேக்கானே தெரியல ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக போட முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன தான் டிசைன்ஸ் நல்லா பண்ணாலும் அது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைரல் போட்டிருந்தீங்க ஸ்பைரல் இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் போட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் வந்து நம்ம ஒரு ஒரு டூ டூ த்ரீ வந்து போடலாம் ஓகேவா ஆனால் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் வந்து ஒரு சர்க்கிள் வந்து இதோட இப்படி நிப்பாட்டிடுறீங்க ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டினா இது வந்து நல்லாவே இருக்காது ஸோ நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்திங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சர்க்கிளாவது உழுது உள்ளே வந்து போட பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பண்ண தப்பு இந்த லைனும் அண்ட் இந்த ஸ்பைரல் மட்டும்தான் அதை எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ இதே இதை விட சின்ன சர்க்கிள் தான் பட் இந்த சின்ன சர்க்கிளில் ஒன்று ரெண்டு லேயர் வந்து உள்ளே போட்டிருக்கேன் பட் நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிளில் ஒரு மூணு லேயராக போடலாம் மூணு நாலு லேயராக போடலாம் பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைட் போட்டுருக்கீங்க ஓகே வேறு எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க டியர் ட்ராப்ஸ் வந்து ஒரு டாட் வைக்க உங்களுக்கு தெரியும் நான் பெரிய டாட் ஆகிறேன் ஓகேவா பெரிய டாட்டாக வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டாட்லேயும் வாங்கிக்கல ஸோ இந்த டாட்டை வச்சு லைட்டாக சென்டரில் நீங்கள் இப்படி இழுத்து விடுங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் போட போட வந்து கண்டிப்பாக வந்து பழகிடும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டென் லீவ்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாவில் வந்து சென்ட் பண்ணுங்கள் இதை வச்சு உங்களுக்கு டிசைன்ஸ் மேக் பண்ண ஐடியா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதை நம்ம எல்லா வீடியோ உடம்பு பார்க்க முடியும் அண்ட் தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்